சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்ப்பது கிரியேட்டருக்கு தீங்கு விளைவிக்கும் லைக் செய்யாமல் இருப்பது வீடியோவை கெடுக்கும் தாங்க நம்ம ஹீரோ கார்த்திக் கார்த்திக் எப்போவுமே மனசில் ஒன்று தோணிக்கிட்டே இருக்குங்க எப்போவுமே நான் தான் எப்போவுமே நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவன் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் இப்போ கூட அதுக்காக மட்டும்தான் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையில் கார்த்திக்கு ஃபுல் டைம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்தோன்னே மீனாவை போய் பார்க்கணும் லவ் பண்ணும் லவ் எப்படியாவது வந்து சக்ஸஸ் ஆகிடணும் இதை மட்டும் தான் அவன் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் எப்படா நம்ம வந்து லவ் சக்ஸஸ் ஆகும் லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்காங்க எப்படா லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்குங்க இப்போ கூட பாருங்கள் கார்த்திக் மீனா ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்கான் எதுக்குன்னு இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஹலோ நான் உங்களை ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் காலேஜ் முடிஞ்சோடனே உங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அதை வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களா என்னென்னு எனக்கு தெரில அதுக்காக மட்டும்தான் இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்கேன் என்னோடய மனசில் உள்ளதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக அந்த மூணு வார்த்தையை சொல்கிறதுக்காக மட்டும்தாங்க இங்கே உட்கார வச்சுருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு காதலிக்கிறேங்க பதில் ஏதாவது சொல்லுங்கங்க என்னங்க வந்ததுலேருந்து ஒன்றுமே பேசாமலே இருக்கீங்களே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எங்கள் டைம்லாம் வேண்டாங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் டைம்லாம் எடுத்துக்கிட்டாலே எனக்கு என்னை பிடிக்காமலே போயிருங்க எப்போவுமே வந்துட்டு சொல்லுங்கங்க என்னங்க நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள் ப்ளீஸுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னங்க நீங்கள் காலேஜிலேருந்து பார்க்கங்கிறீங்க உடனே பதில் சொல்லுங்கன்றீங்க எப்படிங்க சொல்கிறது எங்கள் சொல்லுங்கங்க அந்த மனசு வரைக்கும் வந்துட்டுலங்க சொல்லுங்கங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க இப்போ தாங்க நம்மளுக்கு கார்த்திக்கு ஆயிரம் பட்டாம்பூச்சி மனசில் அடிச்சுக்கிட்ட மாதிரியே இருந்திருக்கும் அவன் மனசில் எப்போவுமே நினச்சது மட்டும்தான் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே இருப்பான் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அவனுக்கு நடந்துட்டுங்க மச்சான் நான் மீனா கிட்ட நேற்று லவ் சொல்லிட்டேன்டா என்னது லவ் சொல்லிட்டியோ ஆமாடா மச்சான் அவளும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாடா என்னடா சொல்கிற மச்சான் நான் அதுக்குள்ளண்டா ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்துட்டு வந்தோண்டா ஒன்று சொல்லணும்னு என்னடா சொல்கிறா என்ன சீக்கிரம் சொல்லு நீ ஒருத்தியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பில்ல மச்சான் அவள் வந்து உன்னைய வந்துட்டு அவள் வந்து இறந்துட்டாடா இறந்துட்டாளா என்னடா சொல்கிற ஆமாடா இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அவள் இறந்துட்டாடா இன்னும் இதை நான் நம்ப மாட்டேன் இதை நீ பொய் சொல்கிற இதை நான் நம்பவே மாட்டேன் என் மீனா என் கூட தான் இருக்கா இதை நான் நம்பவே மாட்டேன் நீ சொல்கிறதெல்லாமே பொய் எனக்கு நான் புரியவே இல்லை நீ சொல்கிறது நீ நான் நம்பவே மாட்டேன் டேய் உண்மையாக தான்டா சொல்கிறேன் டேய் மறைக்காமல் உண்மையை மட்டும் சொல்கிறா டேய் என்னடா நீ இப்படி சொல்கிறியடா ஐயோ மீனா மீனா மீனா மீனா கார்த்திக் வாடா வாடா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் மீனா விட்டுட்டு நான் வரமாட்டேன் அண்ணியை விட்டுட்டு போனேன் அதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டு என்னடி பண்ணுவேன் நான் இதுக்கு மேலே என்னடி பண்ணுவேன் நான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு அங்கேயே நின்று பைத்தியம் ஆயிட்டாங்க என்ன செய்கிறதுனே தெரிலங்க அப்படியே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கல்றையை மீனா தோற்றம் இறப்பு இந்த மாதிரி இதையே பார்த்துட்டே இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியலங்க இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் யாராவது தற்கொலை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கே போக மாட்டாங்கங்க ஆனால் நம்ம கார்த்திக் அப்படி இல்லைங்க நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா ஸ்டேட்டாக தற்கொலை தானா அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காங்க சாவோட விளிம்பில் போய் நிற்க போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரிலங்க மீனா என்னைய விட்டுட்டு போயிட்டியடி காலேஜில் ஒன்றும் படிச்ச முடி ஸ்கூல் லைஃப்பில் ஒன்றா இருந்துட்டு இப்போ என்னைய விட்டுட்டு போனேன் என்னடி நான் இனிமேல் பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே தெரியலடி